வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக மிருனராசி நேயர்களுக்கு என் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மிருனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எல்லா வீடியோலையுமே ஒரு ஐம்பது சதவீத பலன்கள் சரியாக வரும் ஐம்பது சதவீத பலன்கள் சரியாக வரல அப்படின்னா எனக்கு பொருந்தலையே அப்படின்னு நிறைய மிருனராசிக்காரர்கள் சொல்லுவீங்க ஏன்னா உங்கள் ராசியிலேயே ஒரு கோடி பேர் என்ற இந்த உலகத்தில் பிறந்திருப்பாங்க எல்லாருக்குமே ஒரே விதமான வாழ்க்கை கிடையாது ஒரே விதமான கர்மா கிடையாது உங்கள் சுயஜாதகத்துக்கு ஏற்ப கர்மவினை மாறுபடும் சரிங்களா அப்படின்னா உங்கள் வாழ்க்கை முறை அந்த இந்த கிரக பயிற்சிகள் முக்கியமாக குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுக்கிற பயிற்சி இது ஏதாவது ஒரு வகையில் ராசிக்கேற்ப சில மாற்றங்கள் நிகழும் அதை வந்து நம்ம மையமாக வச்சு ஒரு பொது பலன்கள் சொல்கிறோம் அது ஐம்பது சதவீதம் நிற்கணும் அதற்கேற்றபாறு உங்கள் சுயஜாதகமும் இருந்தால் வலுவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தீய பலன்கள் எதுவுமே நடக்காது சரிங்க அப்படி இந்த மையமாக இருக்கிற இந்த மினராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மினராசிக்காரங்க இயல்புலேயே எப்படின்னா ஒரு வேலையை வந்து அறிவால் அணுகிறவங்க அதாவது ஒரு பத்து மணி நேரம் வேலையை கத் கஷ்டப்பட்டு உக்காந்து செய்கிறத விட ஒரு மணி நேரத்தில் எப்படி முடிக்கணும் அப்படின்னு ஷார்ட்கட்டில் யோசிக்கிறவங்க இல்லை அறிவுபூர்வமாக செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இப்போ பத்து ஒரு ஒரு அன்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட சில நேரத்தில் இவங்க அறிவுபூர்வமாக அதை எப்படி அணுகணும் அதை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் சில நேரத்தில் சுயநலவாதிகள்னு கூட சொல்லலாம் அப்படின்னா இவங்க எல்லாருமே அப்படின்னா கூட உங்கள் சுயஜாதகத்துக்கு ஏற்ப அவங்களோட குணநலங்களும் ஓரளவு மாறுபடும் ஆனால் இது பொதுவான பலன்கள் மிருன தான் எந்த ஒரு விஷயமே வேகமாக செய்யணும் ஒரே நேரத்தில் பல விதமான வேலைகள் செய்யணும் அப்படின்னு இயல்புலேயே இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழு எட்டு ஒம்பது பத்தாம் அதிபதி எல் எட்டாம் இடத்துல இருக்குது குருவும் சனியும் ஒன்றாக சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் கொடுக்கு அப்படின்னா ஜோதிடத்தில் வந்து எட்டாம் பாவங்கிறது ஒரு தீய பாவம் அந்த பாவம் செயல்பட்டுச்சுன்னா பண நஷ்டம் நெருக்கடி மன அழுத்தம் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னா மிருனராசிக்கு வேறு அஷ்டம சனின்னு வேறு சொல்கிறீங்களே சார் அஷ்டம சனி காலகட்டத்தில் மற்ற ராசிக்காரர்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு கடுமையான ஒரு கொடுமையான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா மிருன ராசிக்கும் அப்படியே தான் இருக்குமா பொது பலன்படி அப்படி இல்லை உங்களுக்கு சனி டசை சனி புத்தி நடந்தால் அதுவும் சில நேரத்தில் வந்து ப எதிர்பாராத பண வரவு ஒரு வெ வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்கள் பேச்சால் பணம் அதிகரிக்கும் புகழ் அதிகரிக்கும் காலகட்டங்கள் சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் நீங்கள் சரியான நேரத்தில் உங்கள் பேச்சை உபயோகப்படுத்துனீங்கன்னா அதனால் ஒரு பதவி உயர்வு ஒரு வேறு இடத்திற்கு நீங்கள் செல்லும் வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் சா உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் எட்டாம் பாவத்தில் இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கிறனால சில நெகட்டிவ் பலன்களும் ஏற்படும் அப்படி என்னங்க நெகட்டிவ் பலன் அப்படின்னா இந்த எட்டாம் பாவங்கிறது ஒரு மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் நிறைய பழுவை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இல்லை வெறுமையை ஏற்படுத்தும் இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது நடக்காமல் போயிடும் இல்லை உங்களுக்கு எரிதாக நடப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அதுதான் எட்டாம் பாவத்து ஆனால் சில நேரத்தில் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்துவே மாட்டீங்க ஒரு அஞ்சாயிரம் ரூபா கிடைக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு ஐம்பதாயிரம் கிடைச்சா அப்புறம் இது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கல அஞ்சாயிரம் அஞ்சாயிரம்ட்ட பத்து மடங்காக கிடச்சி அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பக்கான காலகட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கும் சில பேர் இது உங்கள் சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் தான் இந்த அமைப்பும் நடக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறு எட்டு பத் பன்னிரெண்டாம் அதிபதிகள் தசாபதி நடந்து இல்லை அதில் அமர்ந்த கிரகங்கள் தசாபதி நடக்கும் பொழுது இந்த எட்டாம் பாவம் உங்களுக்கு நன்மையை செய்யாது அதற்கு மாறான தீமை பலன்கள் தான் உங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் இப்பயே சொல்லிடுறேன் அடுத்தது வந்து ஆறு பன்னிரெண்டில் ராகு கேது இருக்குது அப்படின்னா ராகு கேது உங்கள் ராசிக்கு ஆறு பண்ணணும் ஒரு வகையில் நல்ல பலன்கள் தான் ஒரு வகையில் நல்ல பலன் உங்கள் ராசிக்கு நல்ல பலன்கள் அது உங்கள் அந்த இடத்துல என்னென்ன கிரகம் இருக்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா பன்னிரெண்டாம் பவரில் ராகு இருக்கிறதுனால ஊர் சுற்றணும் வெளியூருக்கு பிரயாணம் செய்யணும் எனக்கு அதற்கான வாய்ப்புகள் தானாக தேடி வரும் இப்போ நான் சொல்கிற நீங்களாக தேடி போக மாட்டீங்க அது உங்களை தேடி வரும் சரிங்களா ஒரு வெளிநாடு போகணும் இல்லை வந்து அரபு ஸ்டேட்டில் போயிட்டு சுற்றி பார்க்குறது இல்லை அரபு ஸ்டேட்டில் போய் தங்குறது இல்லை ரொம்ப நாள் தங்கிறதுக்கான ஒரு வருஷம் ஃபுல்லாக தங்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே வரும் அதே நேரத்தில் பண செலவு ஏதாவது ஒரு விஷய செலவும் வந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க திடீர்னு ஃபோனு போகும் திடீர்னு எலக்ட்ரிக் பொருளுக்கு புதுசாக ஒரு ஐம்பதாயிரம் முப்பதாயிரம் செலவு பண்ணுற சூழ்நிலை ஏற்படும் அந்த பண நெருக்கடியால் ஒரு கடன் வாங்கும் சூழ்நிலையை ஏற்படலாம் ஒரு வேலையில் ஒரு மன இருக்க ஏற்படும் அந்த தைட்டுன்னு சொல்லும் இல்லையா அந்த காலகட்டங்கள் இருப்பதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதை நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா இந்த எட்டாம் பாவத்தில் இருக்கிற கிரகங்கள் இரண்டாம் பாவத்தை பார்க்கும் அப்படின்னா இரண்டாம் பாவம் அதிகமாக செயல்படும் இரண்டாம் பாவம்னா என்னங்க பணம் சம்பாதிக்கிறது உங்கள் பேச்சு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எப்படி கண்காணிக்கிறது எப்படி சேவிங்ஸோடு இருக்கிறது அதெல்லாமே இரண்டாம் அப்படின்னா இந்த பாவத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க அறிவுபூர்வமான விஷயங்களுக்கு உங்கள் பேச்சை பயன்படுத்துங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுங்கள் உதவுங்கள் பணத்தை வந்து இந்த மாதிரி எது எதுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு எழுதி வைங்க இது ஒரு ஒரு மாதமாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு வகையில் மாற்றம் ஏற்படும் நீங்களே உணரலாம் சரிங்க என் கர்மா என்ன இந்த கர்மாவை பண்ணால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எந்த கர்மாவை பண்ணலாம் அப்படின்னா ஆன்மீக பயணம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் ஆன்மீக செயல்கள் இது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அப்புறம் புதுசாக உங்களுக்கென்று ஒரு குருவை நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க அந்த குருவின் மூலமாக சில விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இல்லை குருவுக்கு ஏதாவது ஒரு பொருளை பிடிச்ச பொருளை வாங்கி கொடுங்க இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருங்க தண்டை வழி சம்மந்தப்பட்ட உதவினர் மூலமாக உங்களுக்கு ஒரு பண வரவு இல்லை ஆதாயம் உதவி ஏதாவது ஒரு உதவி ஒரு விஷயம் கிடைத்து கொண்டே இருக்கும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பேசுங்க நன்றி ஓம் சிவ ஓம்